அப்பா கொஞ்சம் நீ கொஞ்சம் சாப்பிடுங்க ஐஸ் கொடுங்க அப்பாக்கு பட்டா அப்பா கொஞ்சம் ஐஸ் கொடுமா அம்மே இதுரா ஜுரம் வரும் ஐஸ் கொடு ஐஸ் கொடுமா கொடுமாட்டியா யார் வாங்கி தந்தது ஐஸ் யார் வாங்கி கொடுத்தது எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க நைஸ்மா அது எங்க வாங்கினாந்த எங்க வாங்கினாந்த எந்த கடையில எந்த கடையில வாங்குனீங்க